அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart July sixth time பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் தேர்ட்டி மேலே ஆகுது யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் இது வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு முன்னாடியே ஜெனரேட் ஆயிருந்துச்சு எவ்ரிடே நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட்ன்றது தான் அனலைஸ் பண்ணுறோம் ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிருக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு sell at eight zero zero eight அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு ஃபஸ்ட் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும் அந்த பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்க்கும் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணி தரும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் கால் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த ஒரு ஒன் மினிட் கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் பாயிண்ட் வரை வரைக்கும் டவுன் சைடு இறங்கியிருக்கு ஆனால் இன்னும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணல மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருக்குது so up and down rally போயிட்டே இருக்குது இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணதான் பார்ப்போம் ஸோ இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரீச் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்குது இன்னும் ஒரு டூ பாயிண்ட் கிட்டக்க தேவை பிரேக் அவுட்டுக்கு ஸோ அது அப்படியே நடக்குதான்னு பார்ப்போம் இப்போதைக்கு seven nine ninety one ninety eighty nine இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை ஸோ அதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து நல்ல வாலட்டைல் ஹெவி வால்யூம் ஸோ அதான் ஃபாரின் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிருக்குல்ல அதனால் ரொம்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு ரெக்கவரி மோடில் இருக்குது இந்த ரெக்கவரி மோட் அப்படியே மேலே போகுதா இல்லை இன்னும் ஒரு டூ பாயிண்ட் அடிக்க வேண்டிய டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்த்துருவோம் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா seven nine eighty seven but market வந்து ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸில் பிரேக் அவுட் பண்ணல ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல down second candle full recovery third fourth candle நல்லா மேலே ட்ரேடிங் போயிடுச்சு எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி மேலே நெக்ஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸ் கிட்டக்க செல்லிங் பாயிண்ட் என்ட்ரிலே ட்ரேடிங் போனது இப்போ ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது செல்கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டாரட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு heavy volatile heavy volume heavy moment so எல்லாமே இருந்தாலும் நமக்கு நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு எயிட் தௌசண்ட் எயிட்டில் வந்தது செவன் நைன் எயிட்டி செவனை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி மேல ஆகுது மார்க்கெட் அதுக்கப்புறம் செல் கால் ஜெனரேட் ஆன செகண்ட் டாரட்லாம் ரீச் கொடுத்துச்சு டூ ஓ கிளாக் அப்புறம் மார்க்கெட் ஒரு மாதிரி ரெக்கவரி மோடில் மேலே வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நமக்கு பாருங்க நல்ல ஒரு upper side movement eight thousand மேலே வந்து பிரேக் அவுட் வந்து அப்பர் சைடில் கொடுத்துருக்கு அதனால் பைக்கால் சேஞ்ச் ஆகுது பைக்கால் அப்படின்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி கேண்டிலுடைய கலரும் சேஞ்ச் ஆகும் கேண்டில் கலர் மாறுறத வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றத உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஸோ யாராக இருந்தாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணிங்கனாலே போதும் ஓரளவுக்கு இதில் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ என்னவாக இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணிட முடியும் கேண்டில் கலரை வச்சு அடுத்து உங்களால் ஓன் ட்ரேட் பண்ண முடியும் உங்கள்கிட்ட ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை இதில் வர கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது பாருங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு எயிட் ஜீரோ டூ ஜீரோவில் வந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஃபார்ட்டி வரைக்கும் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி நமக்கு வென் ஹவர் எப்போனாலும் சரி நமக்கு ட்ரெண்ட் மாறும்போது டக்குன்னு இந்த கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் கொடுத்துரும் அடுத்து சின்னதாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸும் கொடுத்துரும் எவ்ரிடே இந்த அளவுக்கு வாலட்டைல் இருக்காது ஸோ இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் வாலட்டைல் அதிகமாகவே இருக்குது அதனால தான் கால் ஜெனரேட் ஆன உடனே உடனே டார்கெட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் டார்கெட்டை ஒரு ஒன் மினிட் ஆஃப் கேண்டில்லே அச்சீவ்மெண்ட் வந்து கொடுக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பைக்காலும் எப்போ டார்கெட்டை நல்லா பிரேக் அவுட் பண்ணுதுன்ட்டு கெமிக்கல் ஜெனரேட் ஆனது இப்போ நமக்கு ஃபோர் மினிட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் நல்ல மூவ்மெண்ட் செகண்ட் தேர்ட் கேண்டில் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போச்சு இப்போ தேர்ட் கேண்டில் நல்லா மூவ் பண்ணதில் ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து கொடுக்குது டுவெண்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீச் அவுட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் எப்போல்லாம் ட்ரெண்ட் மாறினாலும் இந்த மாதிரி கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கும் அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ